அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வசந்தி பேசுகிறேன் இன்றைய இளைஞர்களின் சிந்தனை லட்சங்களை நோக்கிய என்பதை பற்றி பேச வந்துள்ளேன் வானத்தின் மாசம் பூமியில் பூமியின் மாசம் மனிதர்கள் இடத்தில் பட்டிமன்றத்தின் மாசம் மக்கள் இடத்தில் இன்றைய இளைஞர்களின் எவ்வளவுதான் லட்சங்களை லட்சியங்களை நோக்கி சென்றாலும் லட்சங்கள் இல்லாமல் சாதிக்க முடிவதில்லை லட்ச தீபங்கள் ஏற்றினாலும் லட்சங்கள் வேண்டும் பார்ப்போற்றும் இவ்வுலகில் பாவையின் உள்ளத்தில் வாழ்ந்தால் கூட பொருள் தேவைப்படுகிறது ஏன் அக்காலத்தில் அரசர்களை போற்றி புகழ்ந்து பாடி புலவர்கள் பொரியசுகளையும் பொருள்களையும் காசுகளையும் பெற்றுச் சென்றார்கள் இதிகாசங்கள் புராணங்கள் நூல்கள் மற்றும் பல நூல்கள் காவியங்கள் காப்பியங்கள் அனைத்தும் அனைத்தும் பொருள்களின் சிறப்பையும் பொருளின் சிறப்பையும் உணர்த்துகிறது மணிமேகலை என்னும் பெரும் காவியத்தில் கோவலன் என்ற மா மன்னன் பொருள் தேட கடல் கடந்து ஊருக்கு சென்று வாணிபம் செய்து வந்தான் பஞ்சத்தில் வாசலில் வாழும் பச்சை கிளிக்கு கூட பணம் தேவைப்படுகிறது பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்ற பழமொழி உணர்த்து கொண்டே இருக்கிறது அவ்வளவு ஏன் திருவள்ளுவர் கூட அறிவு அறிந்து வாழாதான் வாழ் இல்வாழ்க்கை உள்போல் இல்லாதாகி தோன்ற என்று கூறியுள்ளார் இதனுடைய கருத்து செல்வத்தின் சிறப்பையை உணர்ந்து வாழ வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் அறுவடை செய்தவன் விதை விலையின்றி சேற்றில் கிடக்க வாங்கி உண்பவன் நிலை கண்ணீரில் மிதக்க இடையில் வந்தவன் இனோவாவில் பறந்து சென்றான் என்ற நிலை இன்றும் நீடிக்கிறது கொடிது கொடிது வறுமை கொடிது வறுமை அதனினும் கொடிது இளமையில் வறுமை என்று அவையார் கூறியிருப்பது இன்றும் காதுகளில் ஒழித்து கொண்டே இருக்கிறது இன்று கருவறையிலிருந்து கல்லறை வரை செல்ல சில்லறைகள் சிதறிக்கப்படுகின்றன செல் செல்வ செழிப்போடும் இருந்தால்தான் உறவுகளும் நீடிக்கிறது கட்டின மனைவி கூட முதல் தேதி தேதியிலிருந்து கணவனை அத்தான் என்று அழைப்பதும் கடைசியில் தேதி என்று அது எங்கே கிடைக்கிறதோ என்ற நிலை இன்றும் நீடிக்கிறது வேலைகளில் சில்லறை சிதறவிட்டால் சிக்கல்கள் கூட சிக்கு சிக்கனமாக முடிந்து நடந்து முடிந்து விடுகிறது ஒரு பாடல் ஐயா சென்ன பட்டணம் எல்லாம் கட்டணம் கையை நீட்டினால் காசு மழை கொட்டணும் குடிக்கும் தண்ணீரில் காசு அர்ச்சனை சீட்டு காசு தேர்தல் சீட்டு காசு ஆட்டோ மீட்டரில் காசு திருட்டு வீடியோ காசு ரெட் லைட் ஏரியா காசு இப்படி காசு காசு என்று காசு மழையை கொட்டுகிறார்கள் முயற்சிகளை விளைவித்தவுடன் வெற்றிகளை விளைவிப்பதில்லை ஐயா அந்த வெற்றிகளை விளைவிக்க பணம் என்ற கை தேவைப்படுகிறது லட்சங்களை சம்பாதிக்கும் குடும்பங்கள் லட்சணமான குடும்பங்கள் என்று போற்றப்படுகின்றன வாழ்க்கையின் ஆதாரம் பணமே அந்த பணத்திற்கு ஆதாரம் இன்றி ஒரு அணுவு கூட அசைவ அசைவதில்லை கடைசியாக ஒன்று மட்டும் கூறுகிறேன் கடவுளை கூட பல செல்வங்களோடு பெற்று வாழ வேண்டும் என்று யாசிக்கிறார்கள் லட்சுமி தேவியை போற்றி புகழ்கிறார்கள் பொருளாருக்கு இவ்வுலகம் இல்லை பொருளை போற்றி வாழ் என்று வாழ்த்துகிறார்கள் நாகரிகம் வளர்வதற்கு கூட லட்சங்கள் தேவைப்படுகிறது